ஹலோ சுட்டீஸ் welcome back to my channel today நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் வீட்டு விலங்குகள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கேட் பூனை கவு பசு டாக் நாய் டாங்கி கழுதை கோட் ஆடு லாமா ஒட்டக எருது பிக் பன்றி Sheep Semariyaadu கவரிமா பீஜியன் புறா टर्की मॉनकोड़ी गुनी पिग कीनी पंजी ரோஸ்டர் சீவல் பஃபலோ எருது கூஸ் வாத்து டக் வாத்து ஓட்டகம் ஹார் ஹார்ஸ் குதிரை ஓகே சுட்டீஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்